இதே போன்று அரசு விதி கூட தெரியாத நபர்களால் அரசு விதி பின்பற்றப்படுவதில்லை என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகிறது மேலும் இந்த காவலரை அவமதித்த இந்த நடத்துனர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் மத்தியிலும் கோரிக்கையாக எழுகிறது டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வாரண்ட் தேவையில்லைண்ணா இது இப்போ என்ன டிக்கெட் வாங்கிக்க ஆனால் உனக்கு ஒட்டது வரைக்கும் அளவு கொடுத்துட்டேன் நான் சொல்லியே ஏற்றிருக்கேன் வேற வண்டி வாங்கிட்டீங்க சரி சரி அது என்ன ரீசன் சொல்லுங்கள் நூறு வண்டி போச்சு திண்டு வண்டி போகலாம்ல நான் எதுக்கு சார் கவர்மெண்ட் பஸ் தானே டிக்கெட் வாங்கிக்கலாம் நான் கவர்மெண்ட் பஸ் தான் சார் வரேன் நான் எதுக்கு சார் டிக்கெட் எடுத்து நான் எடுத்துக்கிறேன் நான் டிக்கெட் எடுத்து நான் பார்த்துக்கிறேன் சொன்ன வச்சு கேட்கணும்ல அப்புறம் என்ன என்ன ஒரு அளவு